மல்டிபிள் ப்ளாட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது ஒன்றன் மீது ஒன்றான ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ளாட் வரைதல் பிகர் லீஜெண்ட் கட்டளைகளை பயன்படுத்துதல் ப்ளாட் இடையில் மாறுதல் மற்றும் ப்ளாட் சேமித்தல் ப்ளாட் உருவாக்குதல் அவற்றின் இடையே மாறுதல் ஆகவே இந்த டியூட்டோரியல் துவக்கும் முன் கீழ்க்கண்ட டியூட்டோரியல் முடிக்கவும் using plot interactively embellishing a plot மற்றும் சேவிங் plots ஐபிதான் ஐ பைலாப் உடன் துவக்குவோம் இதற்கு டெர்மினலில் ஐபிதான் ஹைப்பன் பைலாப் என டைப் செய்வோம் நமது plot க்கு முதலில் ஒரு தொகுதி புள்ளிகளை உருவாக்குவோம் இதற்கு நாம் பயன்படுத்தும் கட்டளை linspace x is equal to linspace அடைப்பு குறிகளுக்குள் 0, 50, 10 linspace கட்டளை 0 மற்றும் 50 வரை உள்ளிட்ட இடைவெளியில் 10 புள்ளிகளை உருவாக்குகிறது இவற்றை எக்ஸ் என்னும் வேரியபிள் மதிப்பாக்குவோம் இந்த புள்ளிகளைக் கொண்டு ஒரு எளிய சைன் பிளாட்டை உருவாக்குவோம் ஆகவே plot அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ், சின் என டைப் செய்து enter செய்வோம் இது நல்ல சைன் பிளாட்டா சைன் பிளாட் உண்மையில் இப்படியா இருக்கும் சைன் பிளாட் ஒரு சீரான வளைவு இல்லையா பின்னே ஏன் இது இப்படியாயிற்று லின்ஸ்பேஸை ஐ ஆராய நாம் மிகப்பெரிய இடைவெளியான 0 மற்றும் 50 க்கு இடையே மிகக் குறைந்த புள்ளிகளையே அமைத்தோம் அதனால்தான் வளைவு சீராக இல்லாமல் போயிற்று ப்ளாட் கட்டளை உண்மையில் எக்ஸ் மற்றும் எக்ஸ் கொடுக்கும் புள்ளிகள் தொகுதியில் பிளாட்டை ஐ அமைக்கிறதே ஒழிய analytical ஃபங்க்ஷன்களையே களையே அமைப்பதில்லை மாறாக analytical ஃபங்க்ஷன்கள் தரும் புள்ளிகளைக் கொண்டே பிளாட்டை ஐ அமைக்கிறது ஆகவே நாம் இப்போது linspace ஐ மீண்டும் பயன்படுத்தி 0 மற்றும் 100 இடையே 500 புள்ளிகளை பெற்று சைன் ப்ளாட் ஐ மீண்டும் வரையலாம் ஆகவே டைப் செய்யலாம் y is equal to linspace அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 50 காமா 500 பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் ய் காமா சின் என டைப் செய்வோம் கவனமாக பார்த்தால் இரண்டு ப்ளாட் கள் ஒன்றன் மீது ஒன்றாக வரையப்பட்டன பைலாப் இல் முன்னிருப்பாக எல்லா ப்ளாட் களும் ஒன்றன் மீது ஒன்றாக அமைக்கப்படும் இரண்டு ப்ளாட் களையும் ஒன்றன் மீது ஒன்றாக அமைத்துவிட்டதால் அவற்றில் எது எதை குறிக்கிறது என்று சரியாக அடையாளம் காண ஒரு வழி காண வேண்டும் இது லீஜெண்ட்ஸ் ஐ பயன்படுத்தி செய்யப்படுகிறது அதாவது லீஜெண்ட் கட்டளை இதை நமக்கு செய்து தரும் லீஜெண்ட் கட்டளை ஒரு பட்டியல் அளபுருக்களை கொண்டு வேலை செய்கிறது இங்கு அளபுரு ஒவ்வொன்றும் ப்ளாட் களை அவற்றின் வரிசை எண்ணால் சுட்டிக்காட்டப்படும் ஆகவே டெர்மினல் லில் டைப் செய்யலாம் லீஜெண்ட் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் சதுர அடைப்புகளுக்குள் ஒற்றை மேற்கோள்களில் சின் காமா ஒற்றை மேற்கோள்களில் சின் இப்போது ப்ளாட் இடத்தில் அந்தந்த சைன் மற்றும் கோசின் plotகளுக்கு பக்கத்தில் அவற்றுக்கான விளக்கம் தெரிகிறது இப்போது நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டோம் ஆகவே பயிற்சிகளை செய்யலாம் வீடியோவை இங்கே நிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும் ஒன்றன் மீது ஒன்றாக இரண்டு ப்ளாட்களை வரையவும் முதல் plot y 4 into x squared என்பதன் பரவளைவு பாரபோலாவாக ஆக இருக்கட்டும் இரண்டாவது 5 to 5 என்ற இடைவெளியில் y 2x 3 என்ற நேர்க்கோடாக இருக்கட்டும் ப்ளாட் களை நிறங்கள் மற்றும் லெஜண்ட்ஸ் ஐ பயன்படுத்தி ஒவ்வொரு ப்ளாட் உம் என்ன செய்கிறது என்று குறிக்கவும் பின்வரும் கட்டளை மூலம் வெவ்வேறு நிறங்களில் இரண்டு ப்ளாட் களை வரையலாம் எக்ஸ் linspace அடைப்பு குறிகளுக்குள் 5 காமா 5 100 ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் 4 ஸ்டார் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ஒற்றை மேற்கோள்களில் ப் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் 2 ஸ்டார் எக்ஸ் 3 ஒற்றை மேற்கோள்களில் ஜி இப்போது நாம் லீஜெண்ட் கட்டளையை பயன்படுத்தலாம் லீஜெண்ட் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் சதுர அடைப்புகளுக்குள் ஒற்றை மேற்கோள்களில் பரபோலா காமா ஒற்றை மேற்கோள்களில் லைன் அல்லது நாம் சமன்பாட்டையே கூட ப்ளாட் கட்டளையில் கொடுக்கலாம் லெஜன் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் சதுர அடைப்புகளில் ஒற்றை மேற்கோள்களில் y is equal to 4 into x squared, comma, ஒற்றை மேற்கோள்களில் y is equal to 2x plus 3. இப்போது நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிளாட்களை களை வரையவும் மற்றும் எந்த ப்ளாட் எந்த பங்ஷன் ஐ குறிக்கிறது என குறிப்பு எழுதவும் தெரியும் ஆனால் நமக்கு இன்னும் ஆளுமை வேண்டும் அவற்றுள் மாறுவது அவற்றுக்கு தனி லேபிள் கொடுப்பது போன்று இதை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் திரையை சுத்தம் செய்யலாம் அதற்கு டைப் செய்க clf குளோசிங் brackets தனி ப்ளாட்கள் மீது இன்னும் கட்டுப்பாட்டை பெற பிகர் கட்டளையை பயன்படுத்த வேண்டும் டைப் செய்வோம் எக்ஸ் linspace அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 50 காமா 500 பின் டைப் செய்க பிகர் அடைப்பு குறிகளுக்குள் 1 டைப் செய்க plot அடைப்பு குறிகளுக்குள் x comma sin of x comma ஒற்றை மேற்கோள்களில் ப் பின் பிகர் ஒஃப் 2 பின் டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் காமா கோஸ் காமா ஒற்றை மேற்கோள்களில் ஜி இப்போது நம்மிடம் இரண்டு வெவ்வேறு படங்களில் ஒரு சைன் ப்ளாட் மற்றும் ஒரு கோசின் ப்ளாட் உள்ளன பிகர் கட்டளை தரு மதிப்பாக ஒரு முழு எண்ணை ஏற்கிறது அது இங்கே ப்ளாட் இன் வரிசை எண்ணாகும் இது அதற்கு இசைந்த plot ஐ எடுத்துக்கொள்கிறது இனி தரும் எல்லா plot கட்டளைகளும் தேர்ந்தெடுத்த க்கு தான் செயல்படுத்தப்படும் படம் 1 சைன் plot ஆகும் படம் 2 cosine plot உதாரணமாக ஒவ்வொரு plot ஐயும் தனியாக சேமிக்கலாம் நம் முதல் ப்ளாட் க்கு sin என தலைப்பு கொடுத்தோம் ஆனால் இரண்டாம் plot க்கு தலைப்பு ஏதும் இன்னும் தரவில்லை ஆகவே டெர்மினலில் டைப் செய்வோம் சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் கோசின் டாட் ப்ங் பின் பிகர் பின் டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் சின் பின் சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி slash sine dot png cosine கட்டளையிலும் நாம் பயனராக பாசி ஐ பயன்படுத்தலாம் இன்னொரு கணக்கை பயிற்சியாக செய்யலாம் வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும் ஒரு படமாக ஒரு கோட்டை y is equal to x என வரைக இன்னொரு கோட்டை y is equal to x plus 3 என வரைக முதல் படத்துக்கு மாறி எக்ஸ் மற்றும் ய் சந்திக்கும் இடங்களுக்கு குறிப்பு எழுதுக இதே போல் இரண்டாம் படத்துக்கும் செய்க அவற்றை சேமிக்கவும் தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறலாம் இதை தீர்க்க முதல் படத்தை பிகர் கட்டளையால் வரைய வேண்டும் அதற்கு முன் clf கட்டளையால் முந்தைய ப்ளாட் களை நீக்கி சுத்தம் செய்யலாம் அதற்கு டைப் செய்க clf பின் டைப் செய்க பிகர் 1 பின் டைப் செய்க x is equal to linspace அடைப்பு குறிகளில் 5 5 100 பின் ப்ளாட் எக்ஸ் எக்ஸ் பிகர் கட்டளையால் இரண்டாம் ப்ளாட் இடத்தை உருவாக்கலாம் படத்தை ப்ளாட் செய்யலாம் டைப் செய்க பிகர் 2 பின் டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் காமா அடைப்புக்குறிகளுக்குள் 2 ஸ்டார் எக்ஸ் பிளஸ் 3 இடையே மாற பிகர் கட்டளையை பயன்படுத்தலாம் படம் ஒன்றுக்கு மாறுவோம் படம் ஒன்றின் எக்ஸ் மற்றும் ய் சந்திக்கும் இடத்தை பெயரிட சொல்கிறார்கள் ஆனால் படம் 1 துவக்க புள்ளியின் ஊடே செல்வதால் நாம் இந்த துவக்க புள்ளியைத்தான் பெயரிட வேண்டும் இரண்டாம் படத்தின் சந்திப்பு இடங்களை பின்வருமாறு பெயரிட்டு சேமிப்போம் டைப் செய்க பிகர் 1 பின் டைப் செய்க annotate அடைப்பு குறிகளுக்குள் origin comma xy is equal to 0.0, point 0 comma 0 point பின் பிகர் 2 ஆகவே பிகர் 2 பின் அன்னோடேட் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் x hyphen intercept comma xy is equal to அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 3 பின் annotate y hyphen intercept comma xy is equal to அடைப்புக்குறிகளுக்குள் 0 கமா மைனஸ் 1.5 சேமிக்கலாம் சேவ்ஃபிக் அடைப்புக்குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ப்ளாட் ப்ளாட்2 டாட் ப்ங் பின் பிகர் 1 பின் இதை சேமிக்க டைப் செய்க சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ப்ளாட்1 டாட் ப்ங் சில நேரங்களில் நாம் இரண்டு ப்ளாட் களை ஒப்புநோக்க விரும்புகிறோம் அச்சமயங்களில் இரண்டையும் ஒரே இடத்தில் வரைய விரும்புகிறோம் ஆனால் இரண்டு ப்ளாட் களின் அச்சுகளும் வெவ்வேறானவை ஆகவே ஒன்றன் மீது ஒன்றாக ப்ளாட் களை வரையவும் இயலாது இந்த மாதிரி சமயங்களில் சப்ளாட்களை வரையலாம் கட்டளை சப்ளாட் ஆகவே டைப் செய்க சப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் 2 காமா 1 காமா 1 நாம் காண்பது போல சப்ளாட் கட்டளை மூன்று தரு மதிப்புகளை ஏற்கிறது முதலாவது தரு மதிப்பு துணை ப்ளாட்கள் வரையப்பட வேண்டிய வரிகளின் எண்ணிக்கை இங்கே அது 2 ஆகவே அது வரைபட இடத்தை கிடைமட்டமாக இரண்டாக பிரிக்கிறது இரண்டாம் தரு மதிப்பு சப்ளாட் களின் எத்தனை பத்திகள் வரவேண்டும் என்பது அதற்கு தரு மதிப்பு 1 என கொடுத்தோம் ஆகவே வரைபட இடம் செங்குத்தாக பிரிக்கப்பட மாட்டாது கடைசி தரு மதிப்பு இப்போது எந்த சப்ளாட் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வரிசை எண்ணாக கேட்கிறது இதற்கு நாம் கொடுத்த தரு மதிப்பு 1 ஆகவே முதல் சப்ளாட் அதாவது மேல் பாதி உருவாக்கப்படும் சப்ளாட் கட்டளையை டெர்மினலில் டைப் செய்வோம் சப்ளாட் 2 காமா 1 காமா 2 கீழ் சப்ளாட் உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு சப்ளாட் இடத்திலும் ப்ளாட் களை ப்ளாட் கட்டளை மூலம் உருவாக்கலாம் டைப் செய்யலாம் x is equal to linspace அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 50 காமா 500 பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் காமா கோஸ் பின் சப்ளாட் 2 காமா 1 காமா 1 பின் y is equal to linspace 0 comma 5 comma 100 பின் plot y comma y star star 2 இரண்டு ப்ளாட்களை சப்ளாட் இடங்களில் இடத்துக்கு ஒன்றாக வரைந்தது சப்ளாட் இல் மேலே பாராபோலா வும் கீழே கோசின் வளைவும் உள்ளன சப்ளாட் கட்டளையை சப்ளாட் களுக்கு இடையில் மாற பயன்படுத்தலாம் ஆனால் சப்ளாட் உருவாக்க கொடுத்த அதே தரு மதிப்புகளையே தர வேண்டும் இல்லையானால் அதே இடத்து முந்தைய சப்ளாட் தானியங்கியாக அழியும் இரண்டு சப்ளாட் களையும் கவனித்தால் வெவ்வேறான அச்சுக்களை கொண்டிருப்பதைக் காணலாம் cosine plot in x axis 0 விலிருந்து 100 வரையும் y ஆக்ஸிஸ் 0 விலிருந்து 1 வரையும் அமைந்துள்ளது பாரபோலிக் ப்ளாட் க்கு x ஆக்ஸிஸ் 0 விலிருந்து 10 வரையும் y ஆக்ஸிஸ் 0 விலிருந்து 100 வரையும் அமைந்துள்ளது வீடியோவை நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் அழுத்தம் கொள்ளளவு வெப்ப அளவு ஆகியன பிவி என்ஆர்டி என்ற சமன்பாட்டால் குறிக்கப்படும் இங்கே என்ஆர் மாறிலி NR 001 joules per kelvin t 200 kelvin என கொள்வோம் வி சிசி முதல் சிசி வரை இருக்கலாம் இரண்டு பிளாட்களை களை சப்ளாட் களாக வரைக ஒன்று பிரஷர் க்கு எதிராக வால்யூம் எனும் ப்ளாட் மற்றது பிரஷர் க்கு எதிராக டெம்பரேச்சர் எனும் ப்ளாட் தீர்வுக்கு டெர்மினலுக்கு செல்வோம் துவக்கத்தில் வால்யூம் இன் வீச்சு கொடுக்கப்பட்டுவிட்டது அதைக்கொண்டு மாறி வி ஐ காணலாம் v is equal to linspace அடைப்பு குறிகளுக்குள் 21 காமா 100 காமா 500 முதல் சப்ளாட் ஐ உருவாக்கலாம் பிரஷர் க்கு எதிராக வால்யூம் எனும் வரைபடத்தை வி ஐ கொண்டு வரையலாம் என்ஆர்டி மாறிலி என்று தெரியும் அது இங்கே 20 ஏனெனில் NR 001 joules per kelvin t 200 kelvin ஆகவே டெர்மினலில் டைப் செய்க சப்ளாட் 2 காமா 1 காமா 1 பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் வி காமா 20 ஸ்லாஷ் வி இப்போது இரண்டாம் சப்ளாட் ஐ உருவாக்கலாம் பிரஷர் க்கு எதிராக டெம்பரேச்சர் ப்ளாட் ஐ வரையலாம் சப்ளாட் 2 1 2 பின் டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளில் 200200 ஸ்லாஷ் வி துரதிர்ஷ்டவசமாக இப்போது ஒரு பிழை காணப்படுகிறது எக்ஸ் மற்றும் ய் பரிமாணங்கள் பொருந்தவில்லை ஏன் நம் வி இன் மதிப்பு linspace திருப்பிய ஒரு செட் மதிப்புகளைக் கொண்டுள்ளது 20 ஸ்லாஷ் வி என்பது பிரஷர் இதுவும் ஒரு செட் மதிப்புகளைக் கொண்டுள்ளது ஆனால் ப்ளாட் கட்டளைக்கு முதல் தரு மதிப்பு ஒற்றை எண் ஆகவே இந்த தரவை ப்ளாட் செய்ய பிரஷர் அல்லது வால்யூம் தரவில் எத்தனை புள்ளிகள் உள்ளனவோ அத்தனை அதே மதிப்பு கொண்ட தரவை டெம்பரேச்சர் க்கு உருவாக்க வேண்டும் ஆகவே இதை செய்ய டெர்மினலில் டைப் செய்க t is equal to linspace அடைப்பு குறிகளுக்குள் 200 காமா 200 காமா 500 இப்போது ட் இல் 500 மதிப்புகள் உள்ளன ஒவ்வொன்றின் மதிப்பும் 200 கெல்வின் தரவை ப்ளாட் செய்ய தேவையான ப்ளாட் கிடைக்கிறது டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் ட் காமா 20 ஸ்லாஷ் வி இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது ஒன்றன் மீது ஒன்றான ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ளாட் களை வரைதல் பிகர் மற்றும் லீஜெண்ட் கட்டளைகளை பயன்படுத்துதல் ப்ளாட் கள் இடையில் மாறுதல் மற்றும் ப்ளாட் களை சேமித்தல் சப்ளாட் களை உருவாக்குதல் அவற்றின் இடையே மாறுதல் சில சுய பரிசோதனை கேள்விகள் ஒன்று ஒவ்வொரு ப்ளாட் ஐயும் தனியாக பெற எந்த கட்டளை பயன்படுகிறது இரண்டு பின் வருவனவற்றில் எது சரி subplot within bracket numrows comma numcols comma plotnum subplot within bracket numrows comma numcols subplot within bracket comma num rows இப்போது விடைகள் ஒன்று ஒவ்வொரு ப்ளாட் ஐயும் தனியாக பெற கட்டளை பிகர் பயன்படுகிறது 2 சப்ளாட் கட்டளையில் மூன்று தரு மதிப்புகள் இருக்க வேண்டும் அவை வரிசைகளின் எண் பத்திகளின் எண் ப்ளாட்டின் எண் ஆகவே முதல் தேர்வே சரியானது அதாவது சப்ளாட் நம்ரோஸ் நம்கால்ஸ் புளோட்னம் இந்த டியூட்டோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி